குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மே ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வந்து துலா ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் அதாவது நவம்பர் ஐந்தாம் தேதி பன்னிரெண்டு அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ளே வந்து விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் ஒரு வருடம் அதிலேயே நீடிக்கிறீர்கள் இவ்வளவு நாள் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு அதாவது உங்கள் லக்னத்திற்கு ராசிக்கு பாதகம் அதாவது ஒரு தீயவரான குரு வந்து மூன்றாம் இடத்திற்கு சென்று வலிமையாக அதாவது என்னங்க இந்த கடைசி ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு கடன் கேட்டிருந்தால் ஈஸியாக கிடச்சிருக்கும் மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் கடனில் மாட்டிக்கிட்டோமே தவிச்சிட்டோமே அப்படின்னு இவ்வளோ நாளாக இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை உங்கள் பேச்சால் யாரோ ஒரு சில நேரத்தில் வம்பு வந்துருக்கும் அது எப்படி அந்த வம்பு கூட இல்லை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பேசுங்கிறது அறிவுபூர்வமாக பேசியிருப்பீங்க அடுத்தவங்களை ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துருப்பீங்க இந்த காலகட்டம் இனிமேல் கடனை குறைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுருவீங்க மூன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு அதாவது உங்கள் நண்பர்கள் வழியில் உங்கள் நண்பர்களுக்காக உதவி செய்யுங்கிறங்கிற பேரில் நீங்கள் அதிகமாக அதில் போயிடுவீங்க நெருங்கிய நண்பர்களுடைய ஒரு சுமூகமான உறவு அவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதற்கான யோகம் உங்களுக்கு இருக்குது இப்போல்லாம் இப்போ துளாராசிக்காரர்கள் துளாலக்கணக்காரர்களுக்கு ஒரு இடமாற்றம் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு இன்னொரு வீடு வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்குங்க இப்போ மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதாவது குரு மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பாவத்தையும் எட்டாம் பா ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பாவத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் அதாவது உங்களுடைய ஒரு லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதுவும் இல்லாமல் ஒரு நீங்கள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணை அப்புறம் நீங்கள் பா சம்பாதிக்கும் பணம் உங்கள் சேமிப்பு இது எல்லாமே குருவை பார்க்குறதுனால சேமிப்பு உருவாகும் காலகட்டம் தான் அதிகமாக இருக்குது இனிமேல் இவ்வளோ நாளாக நீங்கள் செலவு பண்ணியா கடன் வாங்கினீங்க அந்த கடனை அடைப்பதற்கான காலகட்டம் தான் இது இனிமேல் நீங்கள் உட்காந்து உட்காந்து விரையவே உங்களுக்கு வரப்போடுறது கிடையாது ரெண்டு காலகட்டங்களில் கடனை கடன்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு உங்களுக்குங்கிறது கடன்லாம் உருவாகவே உருவாகாது சரிங்களா மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறத விட உங்கள் வா உங்கள் வாடிக்கையாளர்களின் மூலமாக நீங்கள் வந்து உயரக்கூடிய காலகட்டம் தான் இது வாடிக்கையாளர் நிறையா வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்னது உங்களுக்கு வந்து பணம் சேமிப்பு அதிகமாகும் பண வரவு அதிகமாக இருக்க போகிற இந்த காலகட்டங்களில் மதிப்பு அதிகமாக ஒன்பதாம் பாவத்தை குரு மூன்றிலிருந்து பார்க்குறாரு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு புது முயற்சி நீங்கள் கண்டிப்பாக செய்கிறதுக்கான யோசனையில் இருப்பீங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் கடன் வாங்கியார் இவ்வளோ நாளாக இவ்வளோ நாள் கடன் வாங்கி வச்சுருப்பீங்க அதை முதலீடை போட்டிருப்பீங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் இது எல்லாருக்குமே கிடைக்குமா யாருக்கெல்லாம் முக்கிய துலா லக்னம் துலா குரு தசை நடக்கக்கூடாது ஆனால் குரு ஏதோ ஒரு சுபகிரகங்களான சூரியனோ செவ்வாயோடையோ வலிமை பெற்று ஒரு சுப ஐந்து ஒம்பது தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்தே தீரும் அல்லது யோக தசை நடந்து அந்த யோக அந்த தசைநாதனை குரு பார்வை சேர்ந்தால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அவர்கள் மு புதுசாக ஏதோ ஒரு முயற்சி இறங்கினா அது அவர்களுக்கு வெற்றியே தரும் புகழை தரும் முக்கியமாக சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நன்றி ஓம் சிவம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மே ஓம் குருவே நமக